காவிரி கரையோரங்களில் வந்து மரம் நடுதல் நாற்பத்தி ரெண்டு ரூபா ஒரு மரம்னு சொல்லும்போது அவங்க பணமாக கூட கேட்கல மரமாக கொடுங்கன்றீங்க ஒரு மரம் நாற்பத்தி ரெண்டு ரூபா உங்களால் முடியும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் மக்களாகிய நாம் ஒன்று கூடினால் இந்த முயற்சி மாபெரும் வெற்றி பெறும் வெற்றி பெற நீங்கள் உதவ வேண்டும் எல்லா பகுதியிலும் விவசாயிகள் இதில் ஒரு பொருளாதார அடிப்படை இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வேளாண் காடுகள் நமக்காக அல்ல வருங்கால சமுதாயத்திற்கு நாம் ஒரு உணவுக்கு உணவு களஞ்சியமாக தமிழகம் மட்டுமல்ல கர்நாடகம் இந்தியாவும் உருவாகி விட்டது என்ற ஒரு பிரமிப்பை உருவாக்குவதற்காக இந்த காவிரி கூக்குரல் இதில் நாங்கள் எல்லாம் இணைந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு குழந்தைக்கு ஒரு தாயினுடைய அரவணைப்பு ரொம்ப முக்கியம் அதுபோல இன்னைக்கு அந்த இயற்கையை அரவணைக்கக்கூடிய ஒரு செயலாகத்தான் இந்த காவேரி கூக்குரலை நம்மளுடைய சத்குரு அவர்கள் தொடங்கியிருக்கின்றார்கள் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து சென்று நிச்சயம் நிறைவேற்றி தருவதற்கு பாடுபடுவோம் எப்படி மண்ணை நல்லா வச்சுக்கிறீங்க யாரோ சொல்லி கொடுத்தாங்க உப்பு போட்டுக்கலாம் எனக்கு நான் எனக்கு மத்தியானம் சாப்பாடு நீங்கள் இப்படி பண்ணிக்கணும் அம்மா நீங்கள் சமையல் போட்டால் எவ்வளோ உப்பு போடுறீங்கம்மா இவ்வளோ போடுறீங்க அப்படி வேண்டாம் இன்னைக்கு சமையலில் பிளேட் ஃபுல்லாக உப்பே வச்சிடலாம் இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு ஒரு நாள் பிளேட் ஃபுல்லாக உப்பு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு அதுதான் நடந்து நடந்திருக்குது நம்ம மண்ணன்னு சொல்கிறோம் அதுக்கு தான் அதான் பண்ணி வச்சுருக்குறோம் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் தீர்வு எல்லாருக்கும் தெரியும் செய்ய போகிறோமா இவ்வளோதான் செய்ய போகிறோமா தேனி பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய பங்களிப்பாக ஒரு கோடி மரங்களை நான் இந்த இயக்கத்தின் மூலமாக அதை நட்டு வளர்ப்பதற்கு நான் முயற்சி எடுப்பேன் என்று தெரிவித்தேன் பன்னெண்டு வருஷம் என் கூட நிறு அப்படிங்கிறீங்க இது முடியும் வரைக்கும் உங்க கூட நிற்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களால் அணில் மண் சுமந்தது போல உங்களுக்கு உறுதியாக கூட உடன் இருப்போம் என்று சொல்லி உங்களை வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி இருந்தாலும் இந்த வயசில் பைக்கை ஓட்டிட்டு ஒரு இருபத்தெட்டு முப்பது வயசில் இருக்கிற ஒரு இளைஞர் என்னெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் செய்துட்டு இந்த சாமி மக்கள் சாமி மக்கள் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற அந்த அந்த உந்துதல் இருக்கிறது பெரிய விஷயம் நான் சின்னதுலேருந்து காவேரி ஆறுக்கரையிலே வளர்ந்தானு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி காவேரி ஆறு பார்த்தேன் இப்போ பார்த்தேன் முப்பது சதவீதம் தான் இருக்குது எழுபது சதவீதம் போயிடுச்சு ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா அது வேற விஷயம் காவேரியே இல்லை தமிழ்நாட்டில் இன்னொ இன்னொரு இருபத்தஞ்சு வருஷம் விட்டுட்டான் அதுக்கப்புறம் மாற்றுறது ரொம்ப கஷ்டம் whatever caste you are, whatever creed you are, whatever religion you are, whatever ideology and party you are, it doesn't matter. As a human being, as a generation of human beings, especially as a generation of Tamil people in this land, we must do this. If this one thing we fail, our future generations will look back with resentment, not with respect at this generation. அந்த மழை பூமிக்குள்ளே போகணும் மேலே ஓடி போகக்கூடாது இதுக்கு ஒரே ஒரு உபாய உபாயம்னா செடி மரங்கள் இருக்கணும் அப்போ தான் இந்த நாடு வளமாக வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு மரக்கன்று வளர்த்தணும் நீங்கள் எது செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க ஒன்றும் செய்ய முடியல அட்லீஸ்ட் சத்தம் போடுங்க